Oh wow. <laughs> hey man. hey man. வணக்கம் வணக்கம் எப்படி எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சூப்பர் நல்லா இருக்கு செம்மையா இருக்கேன் இவதான் ஹிரோசி தகேடா சூப்பர் உங்களுக்கு தமிழ் பேர் என்ன ஆமா கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தெரியும் ஓகே உங்க பேர் தமிழ் பேர் தமிழ் பேர் படையப்பா படையப்பா <laughs> படையப்பா போலாமா ஆட்டோல இங்க பாருங்க ஜப்பான்ல டோக்கியோல வந்து நம்ம தலைவரோட பேரில் தலைவர் ஃபோட்டோவில் வந்து ஆட்டோங்க இங்கே பாருங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பாருங்கள் ஓ வேறு லெவல் சம செம வேற மாதிரி மாதிரி பண்ணா போகலாமா ஓகே வாங்க சும்மா எங்கே ரவுண்ட் அடிப்போம் ஓ வேற லெவல் ஓ மை காட் இங்கே போய் ஜப்பான் டோக்கியோவில் நம்ம ஊர் ஆட்டோங்க <laughs> சிபியா ஆ போகலாம் சிபியா போகலாம் அந்த சிபியா கிராசிங் இருக்குமில்ல போகலாமாங்க கிராசிங் யா possible crossing crossing okay okay okay super இவர் தக்கையில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தலையோட மிகப்பெரிய ஃபேனுங்க நீங்கள் ஜப்பானில் நிறைய தலையோட ஃபேனை பார்த்துருப்பீங்க அவரில் ஒருத்தவர் தான் வருது இங்கே டோக்கியோவில் நம்ம ஊர் ஆட்டோவை ஆர்டர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க நான் ஜப்பானில் ஆட்டோவில் போக போகிறேன் எப்படி இருக்கீங்க நீங்கள் இந்தியா இந்தியா எப்போ கடைசியாக வந்தீங்க ஆ இந்தியா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கு ஆமாம் when you came last time to India last time nine years ஆகும் நைன் இயர்ஸ் ஆமா ஆமாம் என் குழந்தை இருக்கு ஆ குழந்தை இருக்கா கல்யாணம் ஆகிடுச்சா மகிழ்ச்சி மகிழ்ச்சி ஓ யூ காட் மேரேஜ் மேரேஜா ஆமாம் okay okay nice nice nice ரொம்ப சந்தோஷம் நண்பா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் <laughs> நீங்கள் ரொம்ப ரொம்ப around the traveller yeah yeah yeah Chinese This is my 29th country 29th country yeah. Oh ஏய் இங்கே பாருங்க நம்ம ஊரில் கூட போடுறது அதான் லெவலு டோக்கியோவில் ஆட்டோவில் ஓ எவ்வளோ போயிட்டுருக்கோம் அன்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன உங்களுக்கு பிடிச்ச பாடல் சாங் ரஜினி பாட்டு என்ன பிடிக்கும் ஒருவன் ஒருவன் ஒருவன் ஒருவன் முதலாளி இது இருப்பவனே மாலி இது வென்று முடிப்பவன் அறிவாளி நாய்ஸ் நைஸ் நைஸ் ஸோ நம்ம ஆக்சுவலாக போயிருந்தோம் சிவியர் க்ராசிங் ஆக்சுவலாக வந்து நிறைய மக்கள் வந்து நடந்து போயிட்டு இருந்தாங்கல்ல ஸோ அங்கே தான் போகலாமான்னு கேட்டேன் போகலான்னாங்க <laughs> ஆ okay How long you own this vehicle? Auto? Uh-huh. 11 years. 11 years? oh my god. 11. 11. 11. 11. 11. Oh my god. oh crazy. Crazy, crazy. Crazy, yeah. Yeah. This is running gasoline, petrol? Hmm? This is running petrol? Petrol, petrol. petrol, huh? petrol, oh, Ah, oh, sorry, sorry. No problem, no problem. <laughs> Did you have breakfast? Ah, yes, yes. Okay, good then. இல்லை நான் just wait So did you meet uh, mm. Talevar? Mm. When you met Talevar? Ah, or, well, one time. One time. When? Patiskarne, Talevar house. Oh, okay. போயிட்டு வந்தேன். தலைவர் ஒரு தடவை மீட் பண்ணியிருக்காரு தலைவர் இன்னும் ஜப்பான் வரல போல ஜப்பானில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறுக்கு மேலே தலைவர் ரசிகர்கள் இருக்காங்களாம் ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு படம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா இங்கே ஜப்பான் மொழியில் இங்கே ரிலீஸ் ஆகுது முத்து படத்தில் ஸ்டார்ட் ஆகி இப்போ வர படங்கள் வரைக்கும் வந்து எல்லா படமும் கடைசியாக பார்த்த படம் என்ன நண்பா ஆமாம் what's you lease scene last movie last movie Tamil Annaatthe Annaatthe Annaatthe how's it Annaatthe சரல் வெட்டி தூக்கு <laughs> அண்ணாத்த படம் வந்து கடைசியாக பார்த்துருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் உள்ள படங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாப்பனீஸ் மொழியில் மொழிபெயர்த்து இங்கே வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கான போஸ்டர் வந்து நம்ம ருசி ரெஸ்டாரண்ட் போகும்போது நம்ம பார்த்துருந்தோம் இங்கே ஆட்டோவில் பார்த்தா தலைவர் ஃபோட்டோ அப்படியே தமிழ்நாட்டில் ஆட்டோ ஓடினா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காரு இங்கே ஃபோனு கேமராலாம் வைக்கிறதுக்கு வச்சுருக்காருங்களா ருபீஸ் பைசா ஓ மை oh கார் வேறு லெவலுங்க பாருங்கள் நான் வீல் வேணும் என்று நினைத்தாயோ ஓடாவே எல்லாம் பார்க்குறாங்க ரோட்டில் போகிறாங்களா பார்த்து அந்த அம்மா சிரிக்கிறாங்க பாருங்க every money shock who this guy வணக்கம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் ஆக்சுவலாக வந்து நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நாலரை வருஷத்துக்கிட்ட ஆச்சு இப்போது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து செஃப்பாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் கூட பண்ணிகிட்டு இருந்தேன் அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சாம்பார் பொடி குழம்பு பொடி இட்லி பொடி மல்லித்தூள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் சேல் பண்ணுவோம் அதையும் நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் அம்மா வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க சின்ன சின்ன குவான்டிட்டியாக இப்போ வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சில ஊர்களுக்கு அனுப்பிட்டு தான் இருக்காங்க பழைய கஷ்டங்களுக்குலாம் பட் இருந்தாலும் இவனோட யூடியூப் சேனலில் போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க குறைஞ்சபட்சம் கால் கிலோவில் வந்து இந்த குழம்பு பொடி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா சேல் பண்ணுறாங்க கால் கிலோ அரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வீட்லேயே எல்லா பொருட்களும் காய வச்சு அதை அரைச்சி எந்த கலப்படமும் இல்லாமல் கொடுக்குறாங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணணும் இந்த கைப்பக்கத்தை ட்ரை பண்ணணும் இந்த மசாலா தஞ்சாவூர் மசாலா ட்ரை பண்ணணும் அப்படின்ட்டு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு நீங்கள் கால்லையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ வந்து தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலயமா இந்தியா முழுவதும் வந்து டெலிவரி பண்ணுறாங்க தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு தடவை ஆர்டர் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்கள் வீட்டில் உங்களுக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் பசங்களுக்கோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இதுதான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினச்சேன் அவங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ குழப்பலாம் எல்லாம் நம்ம போகிற ஆட்டோவை தான் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே போகிறவங்களாம் ஆர்வம் வாங்கிட்டு ஆட்டோ வச்சுக்கிட்டு போதுங்க இந்த ஊர் பெட்ரோலுக்கும் so when you planning to come India again நான் எப்படி எனக்கு தெரியாது <laughs> <laughs> எல்லாம் தலைவர் <laughs> இப்போ இப்போ இப்போ போகணும் இப்போ போகணும் போகணும் இப்போ தலைவரை பார்க்க ஐ திங்க் நெக்ஸ்ட் ஓகே பாருங்க எல்லா காரும் வந்து பெரிய பெரிய காராக போயிட்டு இருக்க நேரத்தில் ஜப்பானில் இது மாதிரி தனியாக ஒரு கா ஆட்டோ எடுத்துகிட்டு வரும்போது எல்லாம் பார்க்குறாங்க யாரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு சிபியா இதாங்க சிபியா கிராசிங் நம்ம அன்னைக்கு ஸ்டார் பாக்ஸ் வந்தோம்ல டி நகர் டொக்கியோ டி நகர் கூட்டமா வெரி கிரௌடியரா that's why T Nagar you you live in Madurai before சென்னையா சென்னை சென்னை சென்னை மதுரை எனக்கு மதுரை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ஆ பிடிச்சிருக்க ஆ I am from Thanjavur Thanjavur oh nice nice Thanjavur Thanjavur தெரியுமா தெரியும் பெரிய கோவில் <laughs> பெரிய கோயிலா ஆ ஃபேமஸ் பெரிய கோயில் ஸோ oh, இப்போ இங்கே தமிழ் கடை ஒன்று இருக்குங்க மங்களம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உணவகம் இருக்குது ரெஸ்டாரண்ட் இருக்குது அங்கே தான் போகிறோம் போயிட்டு நம்ம அப்படியே பேசலாம் தக்கடா கூட ஆச்சரியமாக இருக்குது எனக்கு வந்து டோக்கியோவில் இருக்கமா இல்லை வந்து தஞ்சாவூரில் ஆட்டோவில் போயிட்டுருக்கான்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஆட்டோக்கு பெட்ரோல் போட போதும் நம்ம ஏய் அம்மா வேற மாதிரி வேற மாதிரி <laughs> பார்க்குறாரு என்ன பண்ணிட்டு இங்கே பாருங்கள் பெட்ரோல் பங்கில் மேலே மேலே தூங்குது நம்ம ஊர்லேயும் இருக்குன்னு நினைக்கிற மாதிரி பெட்ரோல் வந்து நூற்றி அறுபத்தி ஏழு ஒரு லிட்டர் பெட்ரோல் சாப்பிட்டாச்சு பெட்ரோல் சாப்பிட்டுச்சா how many litre five litre five litre okay where is where where is hotel பக்கம் பக்கமா ஓகே கொஞ்சம் ஓகே ஓகே நோ ப்ராப்ளம் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெயில் நல்லா இருக்கு <laughs> நல்லா இருக்கு எந்த பக்கம் இந்த பக்கமா Oh, vegaman arakkar. You are walking like Basha. Vegaman arakkar nga. You walking so fast. Ah, no problem. <laughs> yes, Yeah. Basha walking. <laughs> <laughs> Deva kotai. Deva kotai. Kara kudi. Kara kudi. Mm. Hmm. Sapade. Chettinad restaurant. Ah. Okay. Auto நாங்கள் இப்போ பார்க்கிங்கில் நிப்பாட்டிட்டு சாப்பிட்றதுக்காக வரோம் மங்களம் பொங்கட்டும் ஆ ஸ்ரீமங்கலம் ஓ சைவம் மட்டும் அசைவம் செட்டிநாடு உணவகம் வாங்க போய் பார்த்துடலாம் go first I'll go. Oh you oh you painting oh you you ஆல்சோயா hmm, Ah. Oh, Rajini fan oh, also, பாருங்கள் Actually, full light, Chipola. It's full right now. Huh? Oh, yeah, very busy. Very busy now. Huh? Hmm. Here they serve food in banana leaf. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு சா இடம் இல்லை உட்காரத்துக்கு இங்கே வரவங்க எல்லாமே வந்து இப்படி தான் நிற்கணும் நின்று தான் போகணும் மச்சான் <laughs> படையப்பா உட்காருங்க <laughs> நீங்கள் உட்காருங்க ஸோ நீங்கள் செஃப்பு ஆர்டிஸ்ட்டு அப்புறம் ரஜினி ஃபேனு ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் <laughs> പടയപ്പ <laughs> so when what, what movie you first watch rajini movie muttu muttu huh? muttu is very famous in ah, japan ah, famous in japan ah. first time muttu how many times you watch muttu uh, ah, in vhs video uh uh-huh. -huh. um, moon noodle <laughs> 300 <laughs> oh my god every day every day looking <laughs> every day oh, oh my in japan huh? tokyo okay yeah oh my god. whole year uh, whole year oh my god so you uh, the, the talibat came here to tokyo not yet hmm. why not you invite hmm, you should invite ஓ <laughs> பார்த்தீங்கன்னா தமிழ் ரெஸ்டாரண்ட்டில் இங்கே வந்து செட்டிநாடு சாப்பாடு வந்து ஃபேமஸ் ஆமாம் சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடு மக்கள் எல்லாமே வந்து ஜாப்பனீஸ் மக்கள் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க நம்ம ஒரு செட்டிநாடுக்காரங்க தான் வச்சுருக்காரு கடை இப்போ ஹீஸ் ஃப்ரம் பேச் பிச் பிளேஸ் இன் செட்டிநாடு தேவக்கோட்டை தேவக்கோட்டை தான் வச்சுருக்காரு தலைவா has Poes Poes when when രണ്ടായിരത്തി ten years ago oh two thousand thirteen വാ what, what தலைவர் say? நல்லா இருக்கியா நல்லா இருக்கு ஆ தேங்க் யூ ஆ தேங்க் யூ அட்டோ பிக்சர் தலைவர் பார்த்தாக்கே auto photo the photo ah. ah. he's laughing he's surprised huh? Ah, shock oh my really auto <laughs> <laughs> oh, so how many Rajini fans here in in, Japan? Japan? Ah. Oh, many many fans. Like more than 500? Mm, uh, more, more, more than I know that. 3,000. More 3,000? Really? oh, more I don't know. Okay. Maybe. Oh, good. Muthu very famous ಹ್ಞೂ ಮುತ್ತು ಫೇಮಸ್ ಅದ ಒನ್ ಇಯರ್ ಓಡಿತ್ತು ಮುತ್ತು ಮುತ್ತು ಮೆಮೊ ಮುತ್ತು ಗುತ್ತು ರೆಕಾರ್ಡ್ ಅಥವಾ record box office record in in Japan first number one but uh, this year RRR over. <laughs> ah. So first Smuthu, when Bagbali? Um, uh, um, hmm, Bagbali. Muthu, Bagbali. Oh, really? RRR. R? No, RRR. Which one? Uh, R, R, R. Na, triple R. Na, na, oh, okay. Hmm. Top. Mm. Who is famous? Very famous. Are, are famous or the Rajini famous? Who is famous? Uh, Ipo R トリプル R ね OK、うん、あらジンジン監督はロングタイムうん next movie will be தலைவர் <laughs> இப்போ வந்து ட்ரிபிள் ஆர் படம் வந்து ரீச் ஆயிடுச்சு போறாங்க ஜப்பான் சரிங்கப்பா ட்ராயிங்லாம் வந்திருக்கு வடிவேல் மாதிரி இருக்குது குக் பண்ணுற மாதிரி இஸ் இஸ் வால் பெயிண்டிங் கை கை தனியாக இருக்கு சாரி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு அதோடே அதோடே வந்தாரு yeah yeah okay oh thank you brother yeah I washed it அண்ணா உங்கள் பேர் உங்கள் பேர் yeah your name Modoni. Are you from? India. Which place in India? New Delhi. New Delhi, yeah? Okay, I thought you Tamil. Tamil. Oh. <laughs> you know Konjam Konjam? <laughs> Thoda Thoda? Thoda Thoda. Hindi Thoda Thoda. ठीक है थोड़ा थोड़ा हिंदी मालूम है इधर ही स्पीक हिंदी या या दिल्ली या I I thought he is from uh, Tamil yeah so he is only one Tamil no no no uh, cooking oh cooking oh cooking inside chef huh ah, okay uh -huh. main chef. Main chef and owner, yeah. Mm. For how long they have this restaurant? This is one year. One year? It's mm. new? Mm, oh, cool, cool, cool, cool. now the money. His photo also. <laughs> <laughs> அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் எந்த ஊரில் நீங்கள் தேவப்பட்டையா தேவப்பட்டை சூப்பர்ண்ணா தஞ்சாவூர் நான் ஆமாம் இங்கே சுற்றி பார்க்கறதுக்காக வந்திருக்கேன் டோக்கியோக்கு ஆமாம் ஆமாம் ஜப்பானுக்கு வந்திருக்கேன் வந்து பத்து நாள் ஆகுது சரி இன்னும் ஒரு மா இருபது நாள் இங்கே தான் இப்போ ஜப்பானில் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கண்ணா எத்தனை வருஷம் ஆச்சு கடை ஓப்பனி இது வந்து இப்போ ஆறு சனிக்கிழமையோட ஆறு வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகும் இப்போ சூப்பர் இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்கள் ஜப்பான் வந்து நான் வந்து பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது மாதிரி வேறு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தீங்களா ஃபஸ்ட்டு நான் நிறுவனத்தில் ஒர்க் பண்ணேன் ஓகே அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு இன்னொரு கடை ரெஸ்டாரண்ட் தான் ஒர்க் பண்ணி செஃப் ஒர்க் பண்ணீங்களா வேலை செஞ்சு வேலை செஞ்சீங்களா okay okay okay super super super சந்தோஷம் <laughs> மகிழ்ச்சி இன்னைக்கு ஸ்பெஷல் கருவாட்டு குழம்பு இருக்கு சூப்பர் கத்திரிக்காய் கருவாடு போட்டு கருவாட்டு குழம்பு இல்லை எல்லாமே காரைக்குடி ஸ்பெஷல் ஆமா ஆமாம் ஆமாம் ஆமாம் சூப்பர் தான் காரக்குழம்பு தான் ஃபேமஸ்ஸு காரக்குடியில் கூட்டு கூட்டு பருப்பு பருப்பு கொட்டை okay super I am so hungry நான் பசிக்குது ஆ ஆ போடுங்க ஆஹா கருவாட்டு குழம்பு மனம் oh you hmm yes okay good கையில் தான் சாப்பிடுவோம் ம் அவ்வளோ ம் ம் வெரி குட் சூப்பர் சூப்பரா மட்டன் சுக்கா வருது மட்டன் வெரி குட் செம டேஸ்ட்டாக இருக்குது காரம்லாம் இல்லை செட்டிநாடு ஸ்டைல் மாதிரி தான் பட் காரம் இல்லை Chettinad is famous for spicy ஆமாம் but this less spicy Japanese ஏன்னா ஜாப்பனீஸ் மக்கள் சாப்பிடணும்ல அப்படியா இந்தியாவிலேருந்தா என்ன சொல்கிறீங்க இந்தியாவிலேருந்து இலை கொண்டு வரலாம் எவ்வளோ இலை எவ்வளோ வருது வாரத்துக்கு மொத்தம் வர்றதுக்கு ஒரு வாரம் ஒரு வாரம் அமௌண்ட் எவ்வளோ உதயில ஒரு இலை அமௌண்ட் வந்துட்டு வரும் நூற்றி இருபது எண்ணூற்றி நூற்றி இருபது எண்ணு நம்ம ஒரு காசுக்கு தொண்ணூறுபா கிட்ட வரும் தொண்ணூறுபா வரும் எல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ் பேட்டரி யா இப்போ battery I have battery oh இப்போ நான் எப்படி சாப்பிட்ருக்கேன் இவர் எப்படி சாப்பிட்ருக்காரு you grab everything I left few thing here thanks nice カレーはカレー、えっ、ー、と、マトン。マトン。マトンとチキン。チキン。はい。やつはた。い。はい。you want to sleep now? <laughs> தூக்காது செம்ம சாப்பாடுங்க வயிறு ஃபுல்லு செம்ம ஃபுல்லாகிடுச்சு வீட்டாச்சு போதும் போதும் ஐயோ கடைசி இந்த இது லட்சி தான் ஃபுல் ஃபுல் வயிறு ஃபுல்லாகிடுச்சு இங்கே இவ்வளோதும் கழுத்து இந்த கடை என்ன ஸ்பெஷல்லாம் வந்து அவரோட பிராண்டிங்கே வச்சுருக்காரு அவர் மொட்டை வச்சுருக்காரு மொட்டையே கட் பண்ணி அங்கே வச்சுருக்காரு டிஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா வணக்கம் டோக்கியான்னு போட்டு மகாலிங்கம் போல பேர் இந்த மனுஷன் பிஸியாகவே இருக்காங்க இங்கே பாருங்கள் இந்த கடையில் மூணு பேர் தான் இருக்காங்க சமையலும் அவங்க தான் சப்ளையும் அவங்க தான் க்ளீன் பண்ணுறதும் அவங்க தான் எல்லாமே அவங்க தான் சூப்பராக அதை பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் அவர் ஃபோட்டோவை பாருங்கள் தலையை வந்து கட் பண்ணி வீடியோ மாதிரி பண்ணி காட்டு மாதிரி பண்ணி அவர் ஃபோட்டோ இந்த ஃப்ரிட்ஜில் பாருங்கள் நீங்கள் தமிழா எந்த நீங்கள் தஞ்சாவூரா மெட்ராஸா தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இல்ல மெட்ராஸ் மெட்ராஸா மெட்ராஸ்ல எங்கண்ணா மெட்ராஸ்ல எங்க போரூர்லையா சூப்பர்ண்ணா தஞ்சாவூர் நான் நான் தஞ்சாவூர் நீ எத்தனை வருஷம் ஆச்சு வந்து இருபத்தொம்பது வருஷம் நோ அண்ணா எவ்வளோண்ணா நிமிஷம்ண்ணா ஐயா தேங்க்யூ சார் எத்தனை வருஷம் நீங்க நீங்கள் வந்து அப்பா நைன்டி த்ரீல வந்தேன் நைன்டி வந்தீங்களா நான் பிறந்தே நைன்டி ஃபைவ்ண்ணே அப்படியே ஆமாம் சந்தோஷம் சந்தோஷம்ண்ணா த்ரீயில் வந்தீங்களா அப்புறம் ஒன்று பில்டிங்காக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு நைன்டி த்ரீல இங்கே பில்டிங் பில்டிங்காக இருந்துச்சா எப்படி இருந்துச்சு அப்போ இவ்வளோ இல்லை இப்போ நிறைய பில்டிங் அப்போ இவ்வளோ பில்டிங் இப்போ நைன்டி ஃபைவ்க்கு பார்த்து அப்புறம் தான் பில்டிங்கே சொல்லுவாங்க ஓ நைன்டி ஃபைவ்க்கு அப்புறம் தேங்க்ஸ்ண்ணா செம்மையா பெரிய பெரிய பில்டிங் அந்த டவர் ஒன்று அப்போ இந்த இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் இப்போ பண்ணது நான் டவர் ஒன்று டவர் இது ரெண்டு இருந்தது அப்புறம் இப்போ இங்கே இருந்துச்சு இப்போ தான் பெரிய பெரிய சூப்பர்ண்ணா ஸோ சாப்பாடு செம்மையாக வேற அதெல்லாம் என்னண்ணா கோழியில் மண்டையெல்லாம் போட்டுருங்க சும்மா உங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி அடையிறது எல்லாமே ஓகே ஓகே இது வந்து சமுராய் ஓ நீங்களா ஓகே ஓகே இங்கே பாருங்க தலைவர் ஓகே நீங்களே வந்து பிராண்டிங் ஆகிட்டீங்க போல இப்போ இதுவும் பார்த்தேன் பேட்ச் பார்த்தா ஓ சம்ம சம்ம சாம்பிராய் மாஸ் பண்ணிங்க சந்தோஷம்ண்ணா சந்திச்சிடலாம் கண்டிப்பாக வரேன் இன்னொரு தடவை வந்து மீட் பண்ணலாம் என்ன சரிண்ணா பார்ப்போம் பார்க்கலாம் பாய் டேக் கேர்ண்ணா ஓகே தேங்க்யூ தேங்க்யூ பார்க்கலாம் பாய்ண்ணா பாய் பையா தேங்க்யூ தேங்க்யூ சவுண்டெல்லாம் வருது <laughs> this you register here, Japan? Number? Japan. Number. Oh, வண்டி நம்ம கூட ஜப்பான் நம்பருங்க ரிஜிஸ்டர் பண்ணி லீகலாக தான் ஓட்டுறாங்க எல்லா வண்டியும் அலோவ் பண்ணுவாங்க போல் for how much you got auto இப்போ பஜாஜ் தாங்க இது பஜாஜ் ஆட்டோ வாங்க இது இங்கே பாருங்க எப்படி வந்துட்டுருக்கோம் நம்ம ஊரில் தள்ளுற மாதிரி தள்ளிட்டு வந்துட்டுருக்க auto how much this auto three lakh ஏன் lakh okay ten years before நாலு தெரிஞ்ச உள்ள நண்பா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி <laughs> இந்தியா வாங்க எப்போ வருவீங்க கூடிய விரைவில் நான் இப்போ வரவேன் எப்படி வரவேன் யாருக்கும் தெரியாது ஆனா வர வேண்டிய நேரத்துல சரியா கண்டிப்பா வரும் கரெக்டா வருவேன் கண்டிப்பா வரேன் நன்றி நண்பா சந்திச்சதுல திரும்ப சந்திக்கலாம் நான் இங்க இருந்து கிளம்புறேன் ஹோட்டல் போறேன் நன்றி ரொம்ப நன்றி நன்றி நன்றி உங்களை சந்தித்ததில் நன்றி thank you so much thank you so much so இவர் கூட வந்து நம்ம இன்னைக்கு உள்ள ஆட்டோவில் டோக்கியோ ஜப்பானில் வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணோம் ரஜினி தலைவரோட ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜப்பான் டோக்கியோ இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ பாய் ஃப்ரம் போனி see you bye from Padayappa please நான் ஆட்டோக்காரன் ஆட்டோக்காரன் நாளும் தெரிஞ்ச ரூட்டுக்காரன் நியாயம் உள்ள ரேட்டுக்காரன் நல்லவங்க கூட்டுக்காரன் இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன்